கடலூரில் கணவா வீட்டில் கழிவறை வசதி இல்லாததால் காதல் திருமணம் செய்த ஒரே மாதத்தில் பொதுப்பெண் தற்கொலை செய்து கொண்டார் கடலூரில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனையில் மருந்தக பணியாளராக பணியாற்றி வந்தவர் ரம்யா இவர் மருந்தகத் துறையில் எம்எஸ்சி பட்டப்படிப்பு முடித்திருந்தார் இவரின் தந்தை ரங்கன் இவர்கள் கடலூர் மாவட்டம் பெரியங்குப்பத்தில் வசித்து வந்தனர் ரம்யாவும் தன் உடன் பணியாற்றிய கடலூர் மாவட்டம் புதுநகரைச் சேர்ந்த கார்த்திகேயனும் கடந்த இரண்டு வருடங்களாக காதலித்து வந்தனர் இதைத் தொடர்ந்து இவர்களின் காதல் விஷயம் வீட்டில் தெரிந்து பிரச்சனையாகியுள்ளது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரு குடும்பத்தாரையும் சமாதானப்படுத்தி ரம்யாவும் கார்த்திகேயனும் கடந்த மாதம் ஆறாம் தேதி திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் இணைந்தனர் கார்த்திகேயன் வீட்டுக்கு திருமணம் முடிந்து சென்ற ரம்யாவுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டதாக தெரிகிறது கார்த்திகேயன் வீட்டில் கழிவறை வசதி இல்லாததால் ரம்யா சீக்கிரமாக கழிவறை கட்டிக் கொடுக்கும்படி கார்த்திகேயனிடம் கேட்டதாக தெரிகிறது ஆனால் கார்த்திகேயன் இதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அலட்சியம் காட்டியிருக்கிறார் இதனால் ரம்யாவுக்கும் கார்த்திகேயனுக்கும் தகராறு ஏற்பட்டதன் காரணமாக ரம்யா தனது தாய் வீட்டுக்கு சென்று அங்கு வசித்து வந்துள்ளார் தனியாக வீடு பார்த்து குடியேறலாம் என்று கார்த்திகேயனிடம் ரம்யா கேட்டுள்ளார் அதற்கும் அவர் காலம் தாழ்த்தியுள்ளதாக தெரிகிறது போனில் பேசும்போதும் ரம்யாவுக்கும் கார்த்திகேயனுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது இதனால் ஏற்கனவே மனவேதனையில் இருந்த ரம்யா வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து மின்விசிறியில் தூக்குப் போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதைக் கண்ட தாய் மஞ்சுளா பதறிக்கூச்சலிட்டு அக்கம் பக்கத்தினர் உதவியை நாடினார் அனைவரும் சேர்ந்து ரம்யாவை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ரம்யா ஜிப்பர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி ரம்யா பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து ரம்யாவின் தாய் மஞ்சுளா திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரம்யாவுக்கு திருமணமாகிய ஒரே மாதத்தில் இந்த தற்கொலை சம்பவம் நடந்துள்ளதால் கோட்டாட்சியர் அதியமான் கவியரசும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை எதிர்கொள்ளாமல் தற்கொலை என்ற தவறான முடிவுக்கு வரும் இளம் சமுதாயத்தினருக்கு தகுந்த விழிப்புணர்வு அவசியம் என்பது சமீப காலமாக நிகழ்ந்து வரும் தற்கொலை சம்பவங்கள் பிரதிபலிக்கின்றன